Hello viewers, welcome to Jayshree Mommy's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஐட்டம் காரம் அப்புறம் இனிப்பு பண்ணிக்காரம் உடனடியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தனியாக அரைக்காம நம்ம இட்லி மாவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வெள்ளை பணிக்காரம் இட்லி மாவு இரநூறு கிராம் வெல்லம் நூறு கிராம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை இரண்டு டீஸ்பூன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய குக்கிங் ரெசிபிஸ் இருக்கிற வீடியோ பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவையை இட்லி மாவில் ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் நூறு கிராம் வெல்லம் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும் அதில் பணிகார கடாயில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க அந்த குழியில் மாவு விட்டுக்கோங்க மாவு விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வேக வைங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அதை ஒரு ஸ்பூன் இல்லை கரண்டியை வச்சு திருப்பி போடுங்க அப்புறம் கொஞ்சம் நெய் எல்லா பணிகாரத்திலையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு பணிகாரத்தை எடுத்துடலாம் இனிப்பான சுவையான பணிகாரம் ரெடி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார இதுக்கு தேவையான பொருட்கள் சமையல் எண்ணெய் இரண்டு கப் கடுகு ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று மற்றும் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி சிறிதளவு இஞ்சி சிறிதளவு ரவை இரண்டு டீஸ்பூன் வாங்க கார பணிகாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவையை இட்லி மாவில் ஆட் பண்ணிக்கணும் மாவை நல்லா கலக்கிக்கணும் அப்புறம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டுமே ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி அப்புறம் நறுக்குன பச்சை மிளகாய் அப்புறம் கருகாப்பில் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும் அப்புறம் ஒரு கப் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலக்கிக்கும் உப்பு மாவில் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும் இப்போ தாளித்து வச்ச கலவையை மாவில் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும் ஆப்ப கடையில் மாவு விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும் அப்புறம் எல்லா குழியிலையும் மாவு விட்டுக்கணும் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் அதை நல்லா வேக விடுங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் இல்லை கரண்டியை வச்சு திருப்பி போடுங்க பணிகாரத்தோட மேல் பகுதி நல்லா குழிக்குள்ளே வரா மாதிரி பார்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்த அப்புறம் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் திரும்ப வேக விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பணிகாரத்தை எடுத்துடலாம் சுவையான கார பணிகாரம் ரெடி இதுக்கான சைட் டிஷ் தேங்காய் சட்னி மற்றும் தக்காளி சட்னி இது ரெண்டுமே கார பணிகாரத்துக்கு சுவையாக இருக்கும் சுவையான இனிப்பு மற்றும் கார பணிகாரம் தயார் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்டில் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching the video. Please like and share our video.